ராகவில் இது மர்ம தேசம் மிஸ் ஜனனி உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன so back in two thousand eleven நான் வந்து பிஎல்கே செலக்டட் ஆகினேன் so it was my first batch நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே டிபார்ட் uh, பண்ணிட்டேங்க என்ன சரவாக்கு so uh, it was I I'm from KL. நான் சரவாக் போனேன் so it was new environment for me அந்த கேம் வந்து சிபுவில் லொக்கேட்டடாக இருந்துச்சு ஸோ uh, நாங்கள் போயிட்டு ஒரு ஒன் மந்த் uh, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படி ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே அப்நார்மலாக uh, எதுவுமே இல்லை ஸோ அந்த செகண்ட் மந்த் என்ன ஆச்சுன்னா ஸோ um, பிஎல்கேல இருக்கும்போது we have this program call security thing so நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் எவ்ரி டே பேசிஸ் ஒரு எட்டு பேர் ஒரு நாலு டீம் இருக்கும் அல்ஃபா ப்ரவோ சாலி டெல்டான்னு ஸோ ஒரு ஒரு டீம்லேருந்து எட்டு பேர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட் மாதிரி வேலை செய்யணும் விச் மீன்ஸ் எல்லா பிளாத்தையும் வந்து தூங்கிட்டாங்களா கரெக்டான பதினோரு மணிக்கு அவங்க பெட்க்கு போயிட்டாங்களா மற்ற ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம் அண்ட் ஷிஃப்ட் பேசி சார் அதாவது பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு செக் பண்ணணும் ஸோ ஆன் செலக்டட் டே வந்து என்ன செலக்ட் ஐ வாஸ் செலக்டட் நானும் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ் ஷோபன் அவங்க பேரையும் ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்நார்மல் திங்ஸ் இருக்குன்ட்டுன்னு ஸோ நான் வந்து என்னோட ஷிஃப்ட் ஐ திங்க் ஃபார்ம் தான் மிஸ்டேக்கன் ஒரு twelve o'clock ten to twelve இது ஒரு ஷிஃப்டில் நான் போனேன் போயிட்டு எல்லாருமே படுத்திருக்காங்களா பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நான் நார்மலாக வந்து என் இடத்துல படுத்துட்டேன் ஸோ இந்த எட்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக படுப்பாங்க மிஸ் யூஸ்வலாக எல்லாருமே டாம் அதாவது ஹாஸ்டலில் படுப்போம் இந்த தனிப்பட்ட நாள் வந்து நாங்கள் வந்து தனியாக டிவி ரூம்னு ஒன்று இருக்கோம் அந்த எட்டு பேர் அந்த டிவி ரூமில் மட்டும்தான் படுப்போம் மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க டாமாக அவங்கவுங்க ரூமில் படுத்துக்குவாங்க ஸோ நான் படுத்து நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்து களைப்பாக படுத்துட்டேன் படுத்து தூங்கிட்டோன்னே ஒரு சென்ஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஏன்னா மூவ் பண்ண முடியல திடீர்னு அப்படியே ஒரு ஆள் வந்து நீ இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ என் கண்ணை திறந்து நான் பார்க்கும்போது டு மை டிஸ்பிலீவ் ஒரு ஒரு ரொம்ப டார்க்கான பிளாக் உருவம் என் கண்ணுக்கு தெரிவிச்சு அது இன்ன வரைக்கும் எனக்கு நினைச்சா எனக்கு அப்படியே கூஸ் பாம்ஸா இருக்கு பிகாஸ் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் பார்த்ததுல டார்க் பிளாக் உருவம் வித் ரைட் ஐஸ் ஏன்னா அவங்க uh, ஒரு ஷார்ட் ஹேர் அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருந்துச்சு மற்ற கதையில தான் சொல்லுவாங்க பேய் பார்த்தா long hair and all that ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஷார்ட் ஹேர் நான் நினச்சேன் யாரோ மற்ற ஒரு பிளாஸ்டி என் பின்னாடி நிற்கிறாங்கன்னு பட் எனக்கு எப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் இருந்துச்சோ ஐ திங்க் இட்ஸ் ராங்னு எனக்கு பட்டுச்சு அப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப பயந்து போய் ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட பிகாஸ் அந்த சிம்புல ஒரு சின்னதாக கோயில் தான் இருக்குது அவர்கிட்ட நான் ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி இதுலேருந்து என்னை காப்பாற்றிட்டிங்கன்னா நான் ஒரு திங் செய்வேன் எவ்ரி ஃப்ரைடே நான் டெம்பிள் போவேன் ஸோ நான் ரொம்ப நேரம் போராடி பார்த்தேன் என்னால் முடியல அதுக்கப்புறம் நான் ரொம்ப ப்ரே பண்ணேன் அம்மா ஐயா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆட் என்னால் முடியல ஐ ஃபீல் லைக் என்னை யாரோ கொண்டுட்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த உருவம் என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு என்னோட சைட்ல நின்றுட்டு தான் இருந்துச்சு எதுவுமே பண்ணல அப்படியே என்ன ஸ்டே தான் பண்ணுச்சு எனக்கு கீழே படுத்திருக்கிற ஸ்டூடெண்ட் மித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அலர்ட் பண்ண ட்ரை பண்ணேன் எத்த பார்த்தேன் என்னால முடியவே இல்லை கீதா ஸோ நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு கடைசியில நம்புறீங்களோ இல்லையோ அங்க ஒரு டோர் இருக்கும் அந்த டோர்ல வந்து அப்படி வெளிச்சமா ஒண்ணு கண்ணுல பட்டோன்னே அதுக்கப்புறம் ஐ ஃபால்ட் ரிலீஸ் எதுவுமே இல்லை அப்புறம் நான் மூச்சு நல்லா இழுத்துட்டு வேகமாக என்னோட கிட்ட ரஷ் பண்ணி அவங்கள எழுப்பி யாருமே எழுப்பாம மெதுவா அவங்கள போய் எழுப்பி அழுது அவங்க கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஸோ அந்த ஹோல் ராத்திரி அதாவது விச் இஸ் லைக் ஒரு two to six o'clock நம்ம ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நாங்கள் ரெடியாக இருந்தோம் காலையில் லத்தி பண்ணுறதுக்கு அவங்க கையை பிடிச்சிட்டே தான் நான் படுத்துட்டு இருந்தேன் கீதா அவ்வளோ பயம் எடுத்துருச்சு குளிக்க போகும்போது கூட நான் அவங்கள தான் கூட்டிகிட்டு வெளியே நிற்க வச்சேன் அந்த மாதிரி இருந்துச்சு பிகாஸ் என்னோட கேம் வந்து ரொம்ப ரூரலான ஒரு ஏரியா ஸோ காடு ரொம்ப காடான ஒரு ஏரியா லேடிஸோட டாம் வந்து டாமுக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு ஸோ ரொம்ப பயம் எடுத்துருச்சு என்ன பண்ணணும் எது பண்ணணும் பண்ணணும்னு கூட தெரியாம ஏன்னா அம்மா அப்பா வேற சப்போர்ட் இருக்காங்கல்ல எங்களுக்கு ஃபோன் வந்து எவ்ரி சண்டே மட்டும் தான் கிடைக்கும் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கும் ஃபோன் அடிச்சு சொல்ல முடியாத ஒரு நிலைமை எனக்கு இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு இது வந்து அந்த அந்த உருவம் வந்து பக்கத்துல நின்று உங்களை உங்க கழுத்து பிடிச்சி நெரி நெரிச்சிட்டு இருந்துச்சா இன்னும் கழுத்துல நெரிக்கல ஜஸ்ட் அது வந்து என்னோட சைட்ல இருந்து அப்படியே என்ன ஸ்டேப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எதுவுமே பண்ணல ஒரு சின்ன பிள்ளை உருவம் கட்ட முடி கிரேட் ஐஸ் அதுதான் எனக்கு என் கண்ணுக்கு நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல தான் பார்த்தேன் சின்ன பிள்ளை உருவம் ஒரு சின்ன பிள்ளை உருவம் யா பெரிய ஆள் போடுறது ஒரு சின்ன பிள்ளை உருவம் கட்ட முடியும் அவங்களுக்கு short hair you know like pixie cut அந்த மாதிரி ஒரு ஹேர் அவங்களுக்கு இருந்துச்சு bob cut sorry I'm sorry bob cut ஒரு ஹேர் அதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிச்சிச்சு உங்களுக்கு அதுக்குள்ள ரிகவர் பண்றதுக்குள்ள ஒரு செகண்ட் இன்சிடென்ட் நடந்துருச்சு சரி அந்த செகண்ட் இன்சிடென்ட் வந்து பாட்டுக்கு பிறகு பேசுவோம் ஷுவர் ஷோ கீதா மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க S Y okay language setting தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் சிறந்த இசை மிஸ் ஜனனி அவங்க ஒரு கேம்க்கு போயிருந்தப்போ லத்திஹானுக்கு போயிருந்தப்போ நடந்த வினோதமான சம்பவங்களை நம்மளோட ஷேர் பண்ணாங்க ஒரு உருவம் ஒரு சின்ன பிள்ளையோட உருவம் கருப்பு கலர் சிவப்பு கண்கள் அவங்களே அவங்க தூங்கும் போது பார்த்துக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது மிஸ் ஜனனி அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெண்டாவது இன்சிடென்ட் வந்து நாட் விதின் ஃபியூ டேஸ்லேயே நடக்க ஆரம்பிச்சிச்சு பட் அதுக்கு முன்னுக்கு uh, நான் சொன்ன திரும்ப நாங்களா தனியாக அந்த எட்டு பேர் அந்த ரூம்ல படுத்திருந்தோம்ட்டு ஸோ பேசிக்கலி அவங்களோட பெட் வந்து எம்டியா இருக்கும் அந்த டாம்ல அந்த தனிப்பட்ட டாம் டாமில் ஹாஸ்டல் ரூம்ல அவங்கவுங்க ரூம் யார் யார் அன்னைக்கு துகாஸ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பெட் வந்து எம்டியாக இருக்கும் ஸோ நான் வந்து டிவி ரூம்லேருந்து காலையில் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரிகவர் பண்ண முடியாமல் காலையில் எந்திரிச்சு குளிச்சு யாருக்கிட்டயும் போய் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல பிகாஸ் அது ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு பயமுடுத்தணும்ட்டு பய I don't to do that அந்த இன்டென்ஷனோட ஸோ என்னோட க்ளோஸ் ஆரி இந்தியன் லேடிஸ் கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நான் பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேன்ட்டு அப்போ வந்து நான் ஆக்சிடெண்ட்டாக என்னோட பெட் பெட்மேட் அதாவது என் பக்கத்து பெட்ல படுக்கிற ஒரு ஈபான் கேர்ள் அவங்க பேரு ஜூலிசா அவங்கள நான் மீட் பண்ணேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அவங்க என்னை வந்து நானின்னு தான் கூப்பிடுவாங்க நானி நீங்க ஏன் நேற்று ராத்திரி வந்து ரொம்ப திரும்பி திரும்பி அழுந்தீங்க அவங்க பெட்டுக்கிட்ட க என்னது உங்க பிளாங்கெட் தலையில மூடி அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு நான் கேட்டேன் நான் முதல் எதுவுமே சொல்லல அப்ப அவங்க டக்குன்னு சொன்னாங்க இல்ல நான் தூங்கிட்டு டக்குன்னு அழுவுற சத்து கிட்டுச்சு ஸோ நான் எந்திரிச்சு பார்த்தேன் நீங்க அழுந்துட்டு இருந்தீங்க உங்க பெட்டில் ஸோ ஐ டோன்ட் டு உங்களோட பிஸ்னஸ் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண விரும்பல ஸோ அதெல்லாம் நான் கிட்ட போய் எழுப்பல நான் மட்டும் ரியலைஸ் பண்ணல என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இன்னொரு பேட்மெண்ட்டும் ரியலைஸ் பண்ணிருக்காங்க அந்த சைனீஸ் லேடி அவங்க ஆனா ரெண்டு பேருமே நாங்க காலையில எழுந்து பேசிக்கிட்டோம் அவங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஸோ நீங்க காலையில எழுந்திரிச்சு பேசலாம் என்னது ஏன் அழுந்திருக்காங்கன்ட்டு அப்ப I was so shock because நான் ஒன்னையும் தான் சொன்னேன் நான் நேற்று ராத்திரி வந்து I was assign to do the security job நான் எப்படி என் பெட்ல படுத்திருக்க முடியும் அண்ட் ஆல்சோ மித்த பிள்ளாத்தி வந்து மித்தால் பெட்ல படுக்க கூடாது அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு விஷயம் அப்போ நான் என்ன பண்ணேன் ரொம்ப பயந்து அழிந்து டக்குன்னு போயிட்டு என்னோட சீனியர் அதாவது ட்ரெயின் பண்ணுறவங்க இருக்காங்களா டீச்சர்ஸ்லாம் மாடர்ன்னு சொல்லுவோம் அவங்க கிட்ட பேசுவேன் ஆனால் அவங்களாம் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கல because it happens all the time அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க and she's from Iban she's Iban girl so which means அவங்களாம் they believe all the supernatural things happen and all that அங்கே நடக்கும் ரொம்பன்ட்டு ஸோ இது நடந்து முடிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நம்ம போனோம்னா இது வந்து அப்ப அப்ப வந்து நீங்க அன்னைக்கு டியூட்டில இருந்தீங்க ராத்திரியில வேற ரூம்ல தூங்குனீங்க ஆனா உங்க பெட்ல வேற யாரோ படுத்து எஸ் நான் படுத்து என் குரல்ல நான் அழுகுற மாதிரி சொன்னாங்க பட் நான் வந்து அந்த பெட்ல படுக்கல அந்த பர்டிகுலர் டைம்ல பிகாஸ் நான் வந்து டிவி ரூம்ல படுத்திருந்தேன் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அப்போ அங்க படுத்தது யாருன்னு தெரியல இன்ன வரைக்கும் அது ஒரு மர்மமா இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு பெட்ல போய் படுக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த என்ன பண்ணேன்னா நான் இங்கேருந்து இருந்து சிபுக்கு போகும்போது கொஞ்சோண்டு கோயில் சாமி ஜாமான்லாம் எடுத்துட்டு போகும்போது கொஞ்ச நேரம் குங்குமம் தின்னூர்லாம் தூவி விட்ட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நிம்மதியா படுக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப பயந்துட்டேன் நானு அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல பிகாஸ் அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிருவாங்க ரொம்ப பயந்தேன் பிகாஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போன ஒரு விஷயம் வந்து ஸோ அதனால தான் நான் சொல்லல அப்பா அம்மா கிட்ட முத கொண்டு நான் வர ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிட்ட சொன்னேன் இது வந்து செகண்ட் இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட் இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஷூர் கீதா மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும் நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க S Y okay language setting தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் சர்வதேசம் மிஸ் ஜனனி அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க மூன்றாவது என்ன நடந்துச்சு மிஸ் ஜனனி மூன்றாவது தான் ஃபைனலி எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இந்த மாதிரி அப்னாமல் விஷயம் ஆக்சுவலி நான் நம்ப மாட்டேன்னு இல்லை பட் அதுக்குன்னு ஒரு ரேஷனல் தாட் இருக்கும் கண்டிப்பான்ட்டு நான் யோசிக்கிற ஒரு ஆள் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இதுதான் இது நம்மளை தவிர்த்து இந்த உலகத்தில் மித்தவங்களும் இருக்காங்கன்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் இது ஸோ இந்தியனுக்கு வந்து ஆக்சுவலி பகவத்கீதா கிளாஸ் இருக்கணும் பை ரைட் பட் சிபுவில் வந்து ஒரு இந்தியன் டியூட்டர் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வந்து அந்த பதிமூணு பேர் அதாவது ஏழு ஆண்கள் ஆறு பெண்களை வந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் வெனஸ்டே சூஸ்டே வந்து எங்களை போக வேணா நீங்க ஹாஸ்டல் டாம்ல இருங்க மத்தவங்க எல்லாருமே ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள வந்து அவங்க உங்க கிளாஸ் போங்க நீங்க பதிமூணு பேர் மட்டும் உங்க டாம்ல இருங்கன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன நடந்துச்சுன்னா லேடிஸும் சரி பாய்ஸும் சரி எட்டு டாம் இருக்கும் ஸோ எட்டு டாம்ல நாங்க இந்தியன் கேர்ள்ஸ் ஆறு பேர் தனித்தனி டாம் தான் ஆறு பேருமே தனித்தனி டாம் சாப்பிட டைமே மத்த ரெஸ்ட் டைம்ல தான் நாங்கள் எல்லாருமே ஒரே டாம்ல மீட் பண்ணுவோம் அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆக்சுவலி நான் குளிச்சுட்டு என்னோட டாமு குளிச்சுட்டு நான் இன்னொரு டாம்க்கு அதாவது என்னோட ஃப்ரெண்டோட டாம்க்கு நான் போகும்போது நாங்கள் பாத்ரூம் வழியாக தான் நடந்து போனோம் அது ஒரு பாதை ஸோ நான் பாத்ரூம் வழியை தாண்டி போகும்போது துணி துவைக்கிற சத்தம் ரொம்ப ஹார்ஷாக கேட்டுட்டு இருந்துச்சு ஸோ நான் யோசிச்சேன் என் ஃப்ரெண்டு தான் துணி துவைக்கிறாங்க போலன்ட்டு பட் நான் போயிட்டு ஹாய் சொல்லல அவங்க கிட்ட ஸோ நான் பரவாயில்ல இக்னோர் பண்ணிட்டு அந்த டாம்க்கு நான் நடந்து வந்து ரூமுக்கு போகும்போது என்னோட மொத்த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸும் இந்தியன் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உட்காந்துருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அஞ்சு பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்போ யார் பின்னாடி துணி துவைக்கிறாங்கன்ட்டு பிகாஸ் முத்த புலாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பிகாஸ் எவ்ரிடே வந்து அட்டண்டன்ஸ் செக் பண்ணுவாங்க அப்போ எங்களோட வார்டன் அந்த கிளாஸ்க்கு போலன்னா அவங்களுக்கு ஹுக்குமன் இருக்கு ஸோ டீச்சர் செக் பண்ணுவாங்க இந்த காரணத்துக்காக எல்லாருமே போவாங்க யாருமே லீவ் எடுக்க மாட்டாங்க ஸோ சரி யாரும் போலன்னு நினச்சி நான் சொன்னேன் சரி நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்புறம் நான் அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் போயிட்டு வார்டன்ட்டு போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் பிகாஸ் நான் வந்து வந்து ஐ வாஸ் அசைன் டு நான் என்ன பண்ணேன் ரூம் விட்டு ஸ்டெப் பண்ணி நான் போற பாத்ரூம்க்கு நானும் என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கூட கம்பெனிக்கு வர சொன்னேன் அந்த டாம் ரொம்ப நீட்டா இருக்கும் ஆக்சுவலி ஒரு சிக்ஸ்டி மீட்டர்ஸ் நீட் இருக்கும் டாமும் அதுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருக்கும் hmm. நான் ரூம் விட்டு வெளியே ஆகும்போது என் கண்ணுக்கு வந்து நேரா நான் நடந்து போகும்போது ஒரு ஒரு ட்ராஷ் இருந்துச்சு அதாவது குப்பை வீசுறவரெல்லாம் தொட்டி குப்பை தொட்டி அவ்வளவு பெரிய குப்பை தொட்டியில வந்து நிறைய குப்பை இருந்துச்சு கீதா என்ன நடந்துச்சுன்னா நடந்து போகும்போது அந்த குப்பை தொட்டி வந்து அப்படியே என் கண்முன்னு அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி என் கண்முனுக்கும் சரி அப்படியே பறந்து போய் வேகமா உளுந்து உளுந்து பேப்பர் எல்லாம் வெளியாயிருச்சு ஸோ நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் பிகாஸ் ரேஷனலி அண்ட் லாஜிக்கலி ஒரு குப்பை தொட்டி பறந்து போய் உழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை கீதா இருக்கும் எஸ் எஸ் ஃபுல்லா குப்பை இருக்கிற ஒரு தொட்டி எப்படி அப்படி பறக்க முடியும் யார் மூவ் பண்ண முடியும் அன்லஸ் பீப்பிள் எத்துனா அங்க யாருமே இல்ல நாங்க மூணு பேரும் வேகமா ரூமுக்கு போயிட்டு கையை பிடிச்சிட்டு ஆறு பேரும் காயத்ரி மந்திரம்லாம் பட ஆரம்பிச்சிட்டோம் because we have only have ourselves to help வேற யாருக்கிட்டையும் நாங்க போய் ஹெல்ப் கேட்க முடியாது வார்டன் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க அண்ட் திசை இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸோ என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அப்னாமல் திங்ஸ் இருக்குன்னு காட்டின ஒரு இடம் Gita and apart from these நீங்க தூங்கும் போது ராத்திரி நிறைய பேர் கத்துவாங்க போய் பார்த்தா வந்து அங்க ஏதோ நிக்குது ஏதோ நிக்குதுன்ட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்த கை காட்டி சொல்லுவாங்க நம்மளுக்கே பயமா இருக்கும் எல்லா டாம்லயும் ஒரே ஒரு இந்தியன் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் கூட தெரியாம பெசாம படுத்துருவோம் நாங்க அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு கீதா எங்களோட இல்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கீதா பயந்துருவேன் தெரிச்சு போயிருப்பீங்க அப்பப்ப ஐயா ரொம்ப ரொம்ப குளிக்கிறதுக்கு கூட பயப்படுவோம் ஆளுன்னு வெளியே நிக்க வச்சு குளிச்சுட்டு தான் நாங்க போவோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கூட எல்லாம் லாடக்கூடாதுன்னு என் லைஃப்ல நான் மொத மொத அங்கத்தான் நான் கண்டுபிடிச்சேன் இன்ன வரைக்கும் தச்சு எந்த இன்சிடென்ட்ஸும் நான் பார்க்கல அதுதான் கடைசி அந்த அந்த இன்சிடென்ட்ல ரிகவர் பண்றது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு தூங்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பெத்லினஸ் எனக்கு ரொம்ப வரும் பிகாஸ் அந்த இன்சிடென்ட்ல பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் because it's first time and I was very young at that point of time ரொம்ப நாள் கழிச்சு அதை பத்தி பேசிருக்கீங்க இன்னைக்கு ராத்திரி வர ஆமா <laughs> இந்த வாட்டி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம் லைஃப்ல ரொம்ப அடி வாங்கிட்டோம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்தாலும் வை ஹாய்னு சொல்லுவோம் ஓ oh, வா முடிஞ்ச ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புங்க Vamos a cierta, por favor. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ணுங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க S Y okay language setting தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்